ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் ப்ரெட் ரோல் பண்ண போகிறோம் இப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன் இது வந்து போன்லெஸ் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி ஒரு துண்டு மூணு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா ப்ளஸ் நம்ம தேவையான ப்ரெட்ஸ் எடுத்துக்கோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப்பரில் வந்து இதைய அத்தனத்தையும் வந்து நான் ஒன்றா போட்டு நல்லா வந்து சாப் பண்ணிக்க போகிறேன் இதே வந்து சாப் பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து மிக்சியில் வந்து சாப்பர் இருக்குது அதில் நான் செய்கிறேன் நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கோங்க வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நான் அந்த கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் நான் இதில் போட்டு சாப் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணிடுச்சு இது வந்து நான் ஒரு கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ இதே கண்டெய்னரில் வந்து நான் சிக்கனையும் போட்டு நான் ஷெட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நல்லா வந்து கைமா ஆயிடுச்சு பாருங்க நல்லா கைமா ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ நம்ம அரைச்சி நம்ம ஷெட் பண்ணி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுக்கலாம் இதை வதக்கி விட்டுடுங்க பூண்டு தனியாக இஞ்சி தனியாக வெங்காயம் தனியாகவும் வந்து நீங்கள் வதக்கிக்கலாம் பட் இது எல்லாம் சேர்த்து வதக்கிறதுல எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை நம்ம ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம் அதனால இது வதங்கட்டும் இப்படி ஒன்றா வந்து வதக்கும் போது நமக்கு வந்து சீக்கிரமாக வேல முடியும் அதுக்காக தான் இப்படி செய்யறது இது சாப்பர் இருக்கிறதுனால தனித்தனியாக வந்து சாப் பண்ணுறது வேஸ்ட்டு ஸோ எல்லாம் இப்படியே வந்து வதக்கிடலாம் நம்ம ஒன்றாவே இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மின்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் வந்து நல்லா கலக்கி விடுங்க மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் கொஞ்சம் நான் தூள் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே போல் அரை ஸ்பூன் தூள் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன் இதை வந்து நல்லா நம்ம வந்து கலக்கி வச்சிடலாம் இது கொஞ்சம் வேகட்டும் தண்ணி ஊற்றாதீங்க ட்ரையாக தான் இருக்கணும் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இது ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம ப்ரெட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நிறையா எண்ணெய் ஊற்றாதீங்க இப்போ சமோசா செய்யும் போது இல்லை கட்லெட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் லிமிட்டாக ஊற்றிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரையாக வரும் இல்லைன்னா வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ப்ரெட் ஸ்லைஸில் வந்து ஓரம்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சோரெல்லாம் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதை எடுத்து வச்சு நீங்கள் கொஞ்சம் மைக்ரோவேவில் நீங்கள் வந்து வந்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டீங்கன்னா இதை பிரெட் க்ரம்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எட்ஜஸ் எல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகாது இப்போ இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ சப்பாத்தி கட்டையில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து தேய்ச்சி விட்டுன்ட்டோன்னா அது வந்து நல்லா ஃப்ளாட் ஆகிடும் பாருங்கள் அப்படி சப்போஸ் வந்து உங்களுக்கு உடஞ்சதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு இது அப்படி செஞ்சுக்கலாம் தண்ணியில் டிப் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஓரத்துலலாம் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க இல்லை மைதா வந்து கலக்கி கூட நீங்கள் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பட் தண்ணியே போதும் ப்ரெட்டுக்கு இப்போ இதை ரோல் பண்ணிக்கோங்க இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க இந்த எட்ஜஸில் வந்து கொஞ்சம் தண்ணி தொட் தொட்டுன்ட்டோன்னா நம்ம இப்படி இது சேர்த்தோன்னா சேர்ந்துடும் இங்கே பாருங்கள் அதே போல் இந்த எட்ஜஸும் வந்து பாருங்க இதை வந்து கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க தண்ணி போட்டால் அப்படியே அழுத்தி விட்டால் அது ஒட்டிக்கும் உங்களுக்கு வந்து பிரியாது இப்போ ஒரு பீஸில் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி இப்படி தொட்டுக்கலாம் பட் அது உள்ள டிப் பண்ணால் ரொம்ப வந்து சாஃப்ட் ஆகிடும் அதனால் நம்ம இது போல் வந்து கொஞ்சம் நனைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ கொஞ்சம் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் விரியும் ரொம்ப தண்ணி போட வேண்டாம் இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் அதே போல் எட்ஜஸ் எல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க எப்படி ஒரு ஓப்பனிங் இருந்தாலும் இது வந்து இது மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது அடைஞ்சிரும் இதே போல் எல்லா பீஸ் எல்லா ப்ரெட் பீஸையும் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ப்ரெட்டெல்லாம் ரோல் பண்ணியாச்சு இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் மீடியமாக ஹீட்டானால் போகிறோம் இப்போ ஒன்றுனா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம போட்டு ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ப்ரெட்டு ப்ரௌன் ஆகிடும் அதனால் மீடியமாக ஹீட்டாக இருக்கட்டும் எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப ஒரு டேஸ்டான ஸ்நாக் ரொம்ப ஈஸியான ஸ்நாக் கூட இப்போ எல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்படியே எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கன் எக் ரோல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிள் பட் டேஸ்டியான ஸ்நாக் இது ஈவினிங்கில் சில்ட்ரனுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் வேறு ரெசிபீஸ் நிறையா இருக்குது அதையும் பார்த்து அதையும் அதுக்கும் வந்து கமெண்ட்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்